இப்போ நாம் க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ ஆகுது இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ நாட் எயிட்டில் ட்ரேடிங் போகுது ப்ரீவியஸாக பைக்கால் ஜெனரேட் ஆனது நல்லா டார்கெட்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடு வந்துச்சு அந்த டவுன் சைட் வரையில் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு சேஞ்ச் ஆனனால நமக்கு கேண்டில்னுடைய கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ரெட் கலரில் வந்துட்டு sell at six three zero seven அப்படின்னு அந்த வந்து ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள் அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டு இந்த கேண்டில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஸோ இந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு சிக்ஸ் டூ செவன் ஜீரோவில் ஜெனரேட் ஆச்சு சிக்ஸ் டூ செவன் ஜீரோவில் ஜெனரேட் ஆன பைக்கால் கொஞ்சம் ரிவர்ஸ் போனாலும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆச்சு அப்போ ரிவர்ஸ் ஆகையில் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை six two eighty five break out பண்ணிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணிட்டு சிக்ஸ் த்ரீ தேர்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஈவினிங்கில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அகெயின் சேஞ்ச் ஆகிட்டு செல்லிங் ட்ரெண்டாக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து இப்போ ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் ஏறிச்சு அடுத்து இப்போ ஈவினிங்லேருந்து நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் இந்த கால்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டில் கலரோட வேறு ஜென்ரேட் பண்ணும் பையிங் ட்ரெண்டுங்கிற க்ரீன் கலர் கேண்டில் செல்லிங் ட்ரெண்டுன்னா ரெட் கலர் கேண்டில்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆகும் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் ஓகே கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் போயிட்டுருக்கு அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம்னு எடுத்துக்கலாம் அடுத்து என்ட்ரி பாயிண்ட் வந்து சிக்ஸ் த்ரீ ஜீரோ செவனில் என்ட்ரி ஆனால் ஓகேன்னு சொல்லியிருக்கு நமக்கு இப்போ சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோவில் போகுது ஸோ நம்ம ஈஸியாகவே வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே இதில் வர்ற கால்ஸை பார்த்துட்டு நம்ம ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஈவினிங் மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ இது பார்த்தீங்க எப்பயும் ஒரு அஞ்சு மணி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இந்த டயத்தில் வர கால்ஸ் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது இந்த டயத்தில் வர கால்ஸ் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஸோ அதுக்காண்டி தான் எப்பயுமே ஒரு ஈவினிங் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லாட்டின்னா நம்ம வந்து ஒரு டுவெல் பிஎம் வந்து நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணலாம் இந்த மார்னிங் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்கும் அந்த அந்த டயத்தில் கிடைக்கிற கால்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதனால் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டே இருக்காது அப்போ கிடைக்கிற கால்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கமாடிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணல ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் பிஎம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த யூரோப்பிய மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகையில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஈவினிங் மார்க்கெட் பண்ணலாம் ஈவினிங் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிறனால நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஈவினிங்கில் இன்றைக்கி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து செல்லிங் டென் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்றனால செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு வந்திருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகிறது அதுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிக்ஸ் த்ரீ ஜீரோ செவனில் வந்திருக்க இந்த செல் கால் ஃபஸ்ட் டாரட்டான சிக்ஸ் டூ நைன்ட்டி ஒன்று பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இதில் செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா six two seventy five so wait பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபோர் ஆகுது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை வந்து மார்க்கெட் ரீச் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா செகண்ட் டாரட்டையும் வந்து பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு ஸோ நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் கொடுத்துருக்கு இதுக்கு இன்பிட்வீனில் up and down market trading போனாலும் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகலை அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நல்லா டவுன் சைடில் இறங்கினதில் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்னு நல்லா டார்கெட்ஸை அது பிரேக் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு sell call six three zero செவனில் வந்தது சிக்ஸ் டூ செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெக்கவரி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு கொடுத்த ரெக்கவரியில் இப்போ ஈவினிங்கில் ஒரு நைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ நமக்கு இப்போ கரண்ட்டில் இருக்கிறது செல்லிங் ட்ரெண்ட் செல் கால்ன்றனால நெக்ஸ்ட் ட்ரெண்டு நெக்ஸ்ட் கால் வந்தால் பை கால் தான் ஸோ அதனால் இப்போ நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பை கால் வந்துச்சுன்றனால கேண்டில் க்ரீன் கலர் ஓப்பன் ஆயிருக்கு buy at six three two டூன்னு வந்திருக்கு மேலே ரெண்டு ஸ்ட்ரெயிட் க்ரீன் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா stop loss line six three twenty டூவில் வந்திருக்க இந்த பை கால் ஃபஸ்ட் டாரட் வந்து சிக்ஸ் த்ரீ தேர்ட்டி செவனை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதில் செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஆகுது ஸோ நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு ஃப சிக்ஸ் த்ரீ தேர்ட்டி செவனை பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ரைஸ் ஆனதில் இப்போ நமக்கு செகண்ட் டைம் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நைன் டென்னுக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூடாயில் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் பைசல் கால்ஸ் ஜெனட்டாய் டார்கெட்ஸை ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க பார்க்கும்போது மார்க்கெட்டுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸ்னுடைய கலர் சேஞ்ச் ஆகும் அடுத்து கால்ஸும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் ஸோ இதில் வர்ற கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ